க்ரூட் ஆயில் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து பண்ணோம் ட்ரேட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சடனாக ஒரு ரேலி வந்து டவுன் ஆச்சு ஸோ அந்த ரேலியில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தது வந்து உடனே வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் வந்து ரொம்ப அப்பர் ஃபீஸ் லோயர் ஃபீஸ் இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்குது பட் எப்பயும் வந்து ஓப்பனிங்கில் தான் வந்து நிறைய அப்பர் ஃபீஸ் லோயர் ஃபீஸ் ஆகிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லைவ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட்லேயே வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கிலே வந்து லோயர் ஃபீஸ் ஆகிடுச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செம டவுன் இன்றைக்கி ஆக்சுவலி இன்றைக்கி நாங்களும் வந்து அந்த டவுனில் தான் வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன ட்ரேட் பண்ணோம் அந்த ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்ததுனால குயிக்காகவே எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து வந்து கிடச்சிச்சு உங்களுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் ஹோம் இருக்குது அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த crude oil copper zinc and gold இந்த மார்னிங் லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி கைடன்ஸ் கிடைக்கும் க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆக்சுவலி நாங்கள் ட்ரேட் பண்ணோம் பையிங் ட்ரெண்டில் வந்து ட்ரேட் பண்ணோம் ட்ரேட் பண்ணதில் எங்களுக்கு நேற்று வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸ்லோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சடனாக ஒரு ஃபாலு ஸோ ஓப்பனிங்கில் ஒரு ஃபால் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டேபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸ்லோவாக தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சு பெருசாக ஓப்பனிங்லேயே நாலு பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே டவுனு அப்படிலாம் வந்து மார்க்கெட் போகல ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகி ரோல் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு நேற்று தொடர்ச்சியாக பையிங் ட்ரெண்ட் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன ரெண்டு கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ட்ரெண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் டாட்ஸ் வந்துட்டு இருந்தது செல்லிங் ட்ரெண்டாக மாறிடுச்சு ஸோ எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டும் வந்துட்டு செல்லிங் ட்ரெண்ட் வந்துருச்சு ஸோ செல்லிங் ட்ரெண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து அப்போதைக்கு நோட் பண்ணல கொஞ்சம் நேரம் கழிச்சு நோட் பண்ணோம் ஸோ நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உடனே வந்து செல்லிங் வந்து எடுத்தோம் ஸோ க்ரூட் ஆயில் செல்லிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செல்லிங் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து thousand four eighty four range கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து க்ரூட் ஆயில் வந்து எடுத்தோம் ஸோ க்ரூட் ஆயில் நாங்கள் செல்லிங் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்ததே இந்த ரேஞ்சு கிட்ட தான் எயிட்டி ஃபோர் கிட்ட தான் அந்த கேண்டில் கிட்ட தான் எடுத்தோம் நாங்கள் எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அதாவது எடுத்த வித்தின் ஒரு ஹவு டு சே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சரசரன்னு மார்க்கெட் ஒரு நாற்பது பாயிண்ட் கிட்டக்க ரேலியில் டவுன் வந்துருச்சு ஸோ சடனாக நாற்பது பாயிண்ட் நாங்கள் பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து உடனே குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் கிட்டக்க வந்து கிடச்சிச்சு ஸோ அதனால் four thousand four hundred rupees பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம் பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிற்கலை லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்த லோயர் ஃப்ரீஸும் பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நம்மளால் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் வந்து ஓகே ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட்டால் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸால் ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்க முடியும் பட் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி ஒரே நாளில் பத்து பர்சன்ட் மேலே கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸஸ் ஏதாச்சும் சடனாகவும் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்த நேரம் அதே சமயத்தில் அந்த நியூஸ் ரிலேட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த மாதிரி ஹியூஜான டவுனு ஹியூஜான அப்பெல்லாம் வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆல்ரெடி வைரஸால் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னொரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயிலினுடைய விலையும் வந்து டிமாண்டே இல்லைன்னா அந்த பொருளினுடைய விலை இறங்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏவியேஷன் எதுவும் ரன் ஆகலை ஏரோப்ளைன் எதுவுமே ஆகலை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் லாக்டவுனில் இருக்குது சிங்கப்பூர் கூட இப்போ ரீசெண்டாக லாக்டவுன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா கண்ட்ரிஸ் ஃப்ரெஷ்ஷாலாம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யூஎஸ் வேறு பார்த்தீங்கன்னா மே ஃபிஃப்டீன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மாதிரிலாம் போயிட்டு இருக்கனால க்ரூட் ஆயிலுக்கு ஆல்ரெடி டிமாண்ட் கம்மியாகுது ஸோ இதில் ப்ரொடக்ஷன் வேறு கட் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் நிறையா கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் கட் பண்ணாலும் இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷனுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒத்து போகலை ஸோ அதனால் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த இறங்கிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் வந்து சடன் சடனாக ஃபாலாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதில் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் நீட்டாக புக் பண்ணிட்டோம் ஸோ ஃபார்ட்டி பாயிண்ட் வந்ததே okay it's good trade good profit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் தான் எடுத்தோம் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் தர்றது எக்ஸ்போசர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ வச்சிருக்க ஃபண்ட் வச்சு தான் வந்து ஃபுல் ட்ரேட் வந்து பண்ணோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா okay one lot forty points decent booking சொல்லிட்டு பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு எப்பயும் ப்ராஃபிட் கண்ணில் வரையிலே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலையும் வந்துட்டு நீங்கள் யாரும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஸ்டாப் லாஸை வந்து எப்பயும் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டாப் லாஸை என்றைக்கு லூஸில் விட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மாதிரிலாம் அடிக்கடி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா தேவையில்லாமல் பொஷன் எடுக்கிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வந்து செல்லிங் ட்ரெண்டை கண்டுபிடிச்சோம் ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுத்தோம் ஸோ இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து இந்த செல்லிங் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம் பையிங் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் நன்றி